ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ஆதி ஆகமும் முப்பதாம் அதிகாரம் வந்து நம்ம இன்றைக்கி இந்த முப்பதாம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் எதோடு முடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயாளுக்கு வந்து நாலு குழந்தைங்க பிறக்கிறாங்க ரூபன் சிமியோன் லேவி யூதான்னு படித்தோமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை அதோடு தான் நம்ம முடித்தோம் ஸோ இப்போது இந்த முப்பதாம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலு குழந்த பிற பிறக்கிறத பார்த்து ராகில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ரொம்ப அழுதுட்டு கடல்கிட்ட வந்து ஜபிச்சிட்ருக்காங்க ரொம்ப அழுகிறாங்க அழுதுட்டு எப்படி இருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் வந்து கல்யாணத்துலேயும் நம்மளுக்கு முன் நம்மளை கரெக்டாக வந்து யாக்கூபு கல்யாணம் பண்ணல லேட்டாக தான் நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணாங்க அது இல்லாத வந்து நம்ம அக்காவுக்கு மட்டும் இத்தனை குழந்தைங்க போகிறது நம்மளுக்கு ஒரு குழந்தைங்க கூட பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எவ்வளோ டிப்ரெஷனில் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா இப்போ வந்து அவங்க யாக்கூப்பு கிட்டே போயிட்டு அழுகிறாங்க இது மாதிரி எனக்கு குழந்தை இல்லையே என் மேலே ஏன் கோவப்படுற நீ வந்து தேவன் தான் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாக்கூப்பு கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது யாக்கூப் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தேவன் அடிச்சிருக்கிறாரு சரி பரவாயில்ல நீ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்னோட வேலைக்காரி அவள் பேர் அவளுக்கு அவங்களுக்கு ஒரு வேலைக்காரிங்க இருக்குது வேலைக்காரர் இருக்காங்க ராகிலுக்கு அவங்க பேர் வந்து பில்கால் ஓகேங்களா பில்கால் ஏன் என்னோடய வேலைக்காரியோடு போய் சேர்ந்து நீங்கள் வந்து எனக்கு குழந்த தாங்க எனக்கு குழந்த பேத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகேல் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம முன்னாடியே அப்ரஹாம் சாரால் பற்றி படிக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா யார் சாரலுடைய வேலை பெண் ஆகாரை வந்து கொடு அப்ரஹாமுக்கு கொடுத்து அவங்க அப்ரஹாம் மூலயமா தான் இஸ்மாயில் பிறந்தான்னு நம்ம படித்தோம்ல ஸோ அப்போது அப்பயே நான் உங்களுக்கு சொன்னேன் இது ஒரு ட்ரெடிஷ்னலான லைஃப் ஸ்டைலு மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வேலைக்காரியை அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது லீகல் போலங்க ஸோ வந்து இதுவே ஒரு ட்ரெடிஷனாக மாறி அப்போது கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ ராயல் வந்து என்னோடய வேலைக்காரி பில்காலோடு சேர்ந்து எனக்கு குழந்த வேணும் எனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவத்துவம் தருவாங்க பாருங்கள் அப்போது அப்போ வந்து யாக்கூப் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்கால் இந்த வேலைக்காரி பெண் கூட சேர்ந்து ராகேலோட வேலைக்காரி பில்கால் அந்த பெண் கூட சேர்ந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கிறாங்கங்க அந்த குழந்தைக்கு பேர் தான்னு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா தான் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதை பில்கால் மறுபடியும் கன்சீவ் ஆகி ஒரு குழந்த பிறக்குது அவங்களுக்கு அவன் பேர் வந்து நப்தலி அப்படின்னு பேர் வைக்கிறாங்கங்க ஸோ இப்போ பில்காலுக்கு வந்து ரெண்டு குழந்த ஓகேங்களா ராகேலோட வேலை பெண்ணவங்க அவங்களுக்கு பில்காலுக்கு வந்து ரெண்டு குழந்த ரெண்டு பையன் தான் நப்தலி அப்படின்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயாளுக்கு வரும் லேயாளுக்கு ஆல்ரெடி நாலு குழந்த பிறந்துச்சு ஆனாலும் அந்த அம்மாவுக்கு பத்தலை அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு இன் நாலு குழந்த தான் பிறந்திருக்கு இன்னும் நம்மளுக்கு குழந்த பிறக்கிறது நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி பெண் இருக்கிறாங்க அவங்க பேர் சில்பால் சில்பாலை வந்து மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க யாக்கூபுக்கு மறுபடியும் கொடுக்குறாங்க சில்பால் மூலயமா எனக்கு மறுபடியும் குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ் இவங்க தங்கச்சி ராகேல் வந்து பில்கால் மூலமாக குழந்த ரெண்டு குழந்த பெற்றாங்க இல்லையா யாக்கோபுக்கு அதே மாதிரி இப்போ லேயால் வந்து தன் வேலைக்காரி சில்பால் சில்பால் மூலமாக குழந்தை எனக்கு கொடுங்க எனக்கு நாலு குழந்த பத்தாது சில்பால் கூட சேர்ந்து மறுபடியும் எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லேயால் வந்து கேட்குறாங்க ஸோ லேயாளுக்கு பிறந்த குழந்த நாலு குழந்தைங்க லேயாளுடைய வேலைக்காரி சில்பாளுக்கு குழந்த பிறக்குது மறுபடியும் யாக்கோபு கூட சேர்ந்து குழந்த பிறக்குது ரெண்டு குழந்தைங்க பிறக்குறாங்கங்க அவங்களுக்கு சில்பாளுக்கு வந்து முதல் குழந்த பிறக்குது பையன் அவன் பேர் காத்து ரெண்டாவது பையன் பேர் ஆசேர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேயாளுக்கு லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்தது மொத்தம் நாலு குழந்த சில்பால் மூலயமா லேயாவுடைய வேலைக்காரி சில்பால் சில்பால் மூலமாக பிறந்தது ரெண்டு குழந்த ஓகேங்களா ஸோ நாலோ ரெண்டும் ஆறு குழந்த இப்போதைக்கு ரெண்டு வந்து சில்பால் மூலம் ஆறு வந்து சாரி நாலு வந்து லேயால் மூலமாக பிறக்குது அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இல்லை ஒரு இது போட்டிருக்காங்க இல்லை ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதில் நம்ம அவ்வளோக்கா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் என்னென்னா வந்து இப்போது யாக்கூப் வந்து லேயாள் கூட இருக்கார் அப்படின்ட்டு மறுபடியும் லேயாள் கூட வந்து மறுபடியும் லேயாள் கூட வந்து யாக்கூப் இருக்கிறாரு மறுபடியும் அவங்களுக்கு அந்த இன்ஃபெர்டிலிட்டி மாறி மறுபடியும் அவங்களுக்கு குழந்த பிறகுது யாருக்கு லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் ஐந்தாவது குழந்தை யார் பிறக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசக்கார் அப்படின்னு குழந்தை ஒரு குழந்த பிறக்குது அடுத்து செபிலோன் அப்படின்னு ஒரு குழந்த பிறக்குது கடைசியாக தீனாள் அப்படின்னு ஒரு பெண் பெண் குழந்த பிறக்கிறா ஓகேங்களா ஸோ இப்போ லேயாளுக்கும் யாக்கோவுக்கும் எத்தனை குழந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு ஏழு குழந்தைங்க முதல்ல நாலு அப்புறம் மூணு ஓகேங்களா ஏழு குழந்தையில் ஒரு பெண் குழந்த ஆறு மகன் ஆறு மகன் ஒரு மகள் யாருக்கு லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராகேல் வந்து ஜெபிக்கிறாங்க கடவுள் வந்து ராகேலோட கர்ப்பத்தை திறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இப்போது வந்து ஃபைனலாக ராகேலுக்கு கன்சீவ் வராங்க ராகேலுக்கு குழந்த பிறக்குது ராகேலுக்கு குழந்த பிறக்குது அவர் தாங்க யோசேப்பு நம்ம ஹீரோ யோசேப்பு ஸோ வந்து இப்போ வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு எத்தனை மனைவி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாலு மனைவி தான் ஓகேங்களா நாலு தான் கணக்கு ரெண்டு வந்து அக்கா தங்கை ரெண்டு பேர் அது இவங்களுடைய வேலைக்காரிங்களே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களும் மனைவியாக தான் மனைவி ஸ்தானத்தில் தான் இருந்து குழந்த பிறக்குது அவங்களுக்கும் ஸோ இப்போது யாக்கோபுக்கு மொத்தமாக எத்தனை குழந்தை எல்லாருமே சேர்த்து எத்தனை குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு மொத்தம் பன்னெண்டு குழந்தை நம்ம கடைசியாக பிறக்க போகிற பெஞ்சமின் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குழந்தை பிறக்குது கடைசி ராகேலுக்கு பிறக்கிறாங்க ரெண்டாவது குழந்தை பிறக்க போகுது பட் ஆனால் பிறக்கும் அது வந்து ஃபர்தராக நம்ம தான் படிப்போம் இப்போ நம்ம படிக்கலை நான் எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன் ஜெனிசிஸ் முப்பதில் பென்யமின் பற்றி சொல்லலை யோசேப்பு வரைக்கும் தான் போட்டிருக்காங்க பட் ஆனால் டோட்டலாக யாக்கோபுக்கு வந்து பன்னெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஒய்ஃபு பன்னெண்டு குழந்தைங்க ஓகேங்களா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு வந்து அவர் அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்துக்கிறார் வந்து ஸோ டோட்டலாக இருபது வருஷம் அவங்க மாமா வீட்டிலேயே மாமா கூடவே இருந்து மாமாக்கே ஹெல்ப் பண்ணி எல்லாமே மாமா கீழேயே இருந்திருக்கிறார் யார் லாபான் ஸோ நல்லா யாக்கோபை வச்சு நல்லா வேலை வாங்கி காசு பார்த்துருக்குறாரு யார் லாபான் ஓகேங்களா இந்த விஷயம் அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் அடிமைத்தனமாகவே வந்து இருந்திருக்கிறாரு மருமகனாக அவங்களுக்கு இருந்திருக்கிறாரு இவரும் வச்சு நல்லா வேலை வாங்கியிருக்காருங்க ஸோ எந்த இதுவும் அவர் இப்போ வரைக்கும் எதுவும் சம்பாதிக்கல அவருக்குன்னு இல்லைங்களா அந்த மனைவி அந்த குழந்தைங்க மட்டும்தான் அவருக்கு இப்போதைக்கு சொத்தம் இருக்குது ஸோ அப்போ வந்து நான் கிளம்புறேன் நான் எங்கள் அப்போ நான் எங்கள் நான் வந்து காணாந்தேசத்துக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு dalam kırba kırba kırba. kerba